வணக்கம் இன்றைக்கி நாங்கள் சன்ஃபார்மாவில் கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம் ட்ரேட் பண்ணது இப்போதைக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் மேலே ப்ராஃபிட்ஸ் போய்கிட்டு சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து அப்டேட்ஸ் வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் channel name NSC commodity trader இன்றைக்கி அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணிக்கோம் ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் என்ன பாயிண்ட்டில் பை பண்ணலாம் டார்கெட் என்ன ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு வரும் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு தேவையான கால்ஸை இதுவே ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலான்னா க்ரீன் கலர் செல் பண்ணலான்னா ரெட் கலர்ன்ற மாதிரி காட்டும் இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் சன்ஃபார்மா இன்றைக்கி நாங்கள் ஆக்சுவலி ஈக்விட்டி மார்க்கெட் வந்து அப்சர்வ் பண்ணோம் ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏஷியன் மார்க்கெட் வந்து கிடையாது அதனால் மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணிகிட்டே தான் இருந்தோம் நிஃப்டியும் அப்சர்வ் பண்ணோம் நிஃப்டி ஆக்சுவலி ரொம்ப பீக் ஃபோர்டீன் தௌசண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ அதனால் எப்பயுமே நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் ரொம்ப ஹையில் இருக்கையில் ஏறும்போது வந்து மெதுவாக தான் ஏறும் இறங்கும்போது தான் வேமாக இறங்குன்ற மாதிரி ஸோ இப்போ ரொம்ப பீக்கில் இருக்குன்றனால நாங்கள் வந்து நிஃப்டியை பார்க்கல ஜஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணோம் பாசிட்டிவாக இருந்துச்சு மார்னிங்லேருந்து நிஃப்டி வந்துட்டு நிஃப்டி ரொம்ப நாளாகவே பாசிட்டிவாக தான் இருக்குது நாங்கள் ஸ்டாக்ஸும் வந்து ஃபில்டர் பண்ணிகிட்டே வந்தோம் அப்புறம் சில்வர் வந்து அப்சர்வ் பண்ணோம் சில்வரும் வந்து ரொம்ப ஃப்ளாட் ஓவர் ஃப்ளாட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் தான் வந்து ட்ரேட் ஆகுது ஒரு அஞ்சு நிமிஷமாக ஒவ்வொரு அஞ்சு நிமிஷம் கேண்டிலுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பாயிண்ட்ஸ் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் தான் ட்ரேட் ஆகுது ஹாஃப் டே மேலே முடிஞ்சு சன்ஃபார்மா பார்த்தோம் சன்ஃபார்மா மூவ்மெண்ட் ஓப்பனிங்லேயே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி ஆக்சுவலி ப்ரீவியஸ் டேயே பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து செல்லிங் ட்ரெண்ட் காட்டிக்கிட்டு இருந்தது பையிங் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆச்சு பையிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி மூவ்மெண்ட் பார்த்தோம் இன்றைக்கி ஆக்சுவலி ஓப்பனிங்கில் டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி ஸ்டில் பார்த்தீங்கன்னா பையிங் ட்ரெண்டில் க்ரீன் கலரில் தான் இருந்துச்சு ஸோ பையிங்கில் தான் இருக்குது க்ரீன் கலரில் தான் இருக்குன்ட்டு ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்ட்ரி எடுக்கலான் இருந்தோம் ஸோ இதான் இதுதான் ஃபஸ்ட் கேண்டில் ஸோ இங்கே பிரேக் அவுட் வந்து இப்போ தான் வந்து கிடச்சிச்சு ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு அப்புறமா ஸோ இப்போ என்ட்ரி எடுத்தோம் இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு லாட் பை பண்ணோம் பை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டக்குன்னு ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட்ஸ் வந்து குயிக்காக வந்து கிடச்சிச்சு பட் அதுக்கப்புறம் ஃபுல் ட்ராக் ஆயிடுச்சு அந்த ட்ராக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டே இருக்குது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது ஸோ நம்ம பெருசாக ப்ராஃபிட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் வந்த ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் காட்டுது அதையே புக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டோம் இன்னமும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஏஷியன் மார்க்கெட் இல்லை வெறும் நம்ம இந்தியன் மார்க்கெட் தான் இருக்குது நியூ இயர் லீவுன்றனால அதனால தான் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது மித்தபடி பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட்டுக்கு இந்த ப்ராஃபிட்ஸ் நல்ல ப்ராஃபிட்ஸ் தான் சொல்லிட்டு புக் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் இல்லை உங்களுக்கு தேவையான கால்ஸை நீங்களே லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கனாலும் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கணும் சிக்னலினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க நன்றி